பாடல் ஷூட் இந்த மாதிரி கிரிக்கெட் நிறைய கேம்ஸ் விளையாடுற மூலமா வந்து ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் டெய்லியும் வந்து ஆயிரம் ரூபா விட்ரா பண்ணலாம் அண்டு பேடிஎம்க்கு வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்குது ஸோ மறக்காம இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கீழே லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம குரூப் லிங்க் சேனலில் வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பத்து ஐம்பது வீடியோக்கு ஐம்பது வீடியோக்கு மேலே போயிட்டு இருக்கு ஸோ எல்லா வீடியோஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பை வந்து எப்படி ப்ரமோஷன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application and software link website link வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட லிங்க் வந்து ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கையில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்க லிங்கை நம்ம கனடா வீடியோ பதிவு பண்றோம் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப்க்கு வந்து எப்படி அன்லிமிட்டட் மெம்பர்ஸ் வந்து கொண்டு வர்றது கூகுளில் வந்து உங்களோட வெப்சைட் சாரி வாட்ஸ்அப் குரூப் வந்து எப்படி சர்ச்சிங்கில் வந்து கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்க போகிறோம் அண்ட் உங்களோட வாட்ஸ்அப் குரூப் இப்போ ஜஸ்ட் ஒரு ஒன் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து எப்படி ஃபுல் ஆகுது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ நிறைய ஒரு அப்டேஷனோட இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபேஸ்புக் மூலமாக வந்து தான் இதை பண்ண போகிறோம் ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு குரூப் மூலமாக வந்து இதை பண்ணலாம் ஸோ இந்த குரூப்போட ரீடர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளாகரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கீழே வந்து பிளாகர் அட்ரஸில் இருக்குது அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து நம்மளோட பேஜுக்கு வந்து போய்க்கலாம் ஸோ அந்த பேஜில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலமாக வந்து சைன்இன் பண்ணி இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஸோ ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மட்டும்தான் அலோட் பண்ணுறாங்க ஸோ சப்போஸ் நீங்கள் வேறு யாரும் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒரு சில போஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஸோ நல்லாவே உங்களுக்கு ரீச் ஆகுது வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ரீச் ஆகுது பட் ஆனால் வந்து இந்த கண்டனுக்கு இந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம் பாருங்க ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து என்ன எப்படி வந்து உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து ப்ரமோஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து உங்களோட லிங்கை வந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கான hashtag WhatsApp group link WhatsApp WhatsApp link WhatsApp group இந்த மாதிரி ஹேஷ்டாக் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து கூகுளில் வந்து இது நல்ல சர்ச்சிங்கில் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி இதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் இருக்காங்க ஸோ கூகுளில் வந்து சர்ச்சிங்கில் இந்த பேஜ் அவைலபிளாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப் வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆகும் அதே மாதிரி இந்த இந்த குரூப்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் நோட்டிபிகேஷன் போகும் இந்த குரூப்ல இருக்கிற அட்மின்ஸ் அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்க குரூப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்க ஸோ இதன் மூலமா வந்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப் வந்து ஈஸியா வந்து ஃபுல்லாகும் அண்ட் கூகுள் சர்ச்சிங்லயும் வந்து உங்க குரூப் வந்து வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா பிக் கம்யூனிட்டி ஃபேஸ்புக் குரூப் கேட்டகரியில் வந்து இந்த பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கும் கீழே ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ இதோட அப்டேஷன் எல்லாம் பார்க்கலாம் என்னென்ன அப்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் குரூப்புக்கு சம்மந்தமாக தான் போட்டிருக்காங்க பட் அட்மின் வந்து ரிமூவ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் வார்ன் பண்ணி ஸோ நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து குரூப் குரூப்பை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்படின்னா வாட்ஸ்அப் மட்டும் போஸ்ட் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் டெலகிராம் குரூப் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அட்மிட் பர்மிஷன் கேட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷன் கார்டு மட்டும் தான் சொல்லிக்கிறோம் அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இதில் வந்து இதோட அப்டேஷன் பார்க்கலாம் இது வந்து ஒரு ப்ரைவேட் குரூப் ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க மட்டும் தான் விசிபிள் ஆகும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லா இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தாறாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க ஸோ இதோட குரூப் ஆக்டிவிட்டி பார்க்கலாம் பதிமூணு நியூ போஸ்ட் டுடே இன்னைக்கு வந்து பதிமூணு போஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி எயிட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கே போஸ்ட் வந்து ரீச் ஆயிருக்கு டோட்டல் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஓராயிரம் பேர் இருக்காங்க லாஸ்ட் ஒன் வீக்ல வந்து ஆறு பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இது கிரியேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் அது ஆகுது இதில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து இதில் இருக்காங்க அட்மின் பாத்தீங்க அப்படின்னா இவர் ஸோ அட்மினோட friend list member of common member of living Tiruppur நம்ம ஊர் இருக்கிறவங்க பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது நியூ அந்த குரூப் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த பேஜோட ஓகேங்களா இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இந்த குரூப் மூலமா வந்து ஈஸியாக வந்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப் வந்து கூகுள் சர்ச்சிங் அண்ட் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ கண்டிப்பாக உங்கள் குரூப் வந்து நல்ல குரூப்பாக ஒரு டெக்னிக்கல் இல்லை ஹேக்கிங் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட குரூப்பாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த அந்த பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டெக்னிக்கலாக ஸோ அதனால் கண்டிப்பாகவே உங்களோட வாட்ஸ்அப் குரூப் வந்து அதிகப்படியான மெம்பர்ஸ்க்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்கு ஸோ இதன் நீங்கள் ஃபேஸ்புக் குரூப் மூலமாக வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது வரைக்கும் டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப் மட்டும் தான் போட்டிருக்கோம் ஃபேஸ்புக் வந்து அவ்வளோக்கா போடல ஸோ இனிமேல் வர வீடியோஸில் வந்து ஃபேஸ்புக் பற்றி வந்து ஃபேஸ்புக்கில் குரூப் பேஜ் பற்றி அண்ட் உங்களோட குரூப் லிங்க் வந்து எப்படி ப்ரமோட் பண்ணலாம் அதை பற்றி வந்து பேசுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற ஒவ்வொரு புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா ஓகே இந்த ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களோட WhatsApp group Telegram group and channel group and channel Facebook group and page YouTube channel link application and software link website link வந்து ப்ரமோஷன் பண்ணோம்